வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி நைன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா thirty five thousand three hundred ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பையிங்கில் இருக்குது ம ஸோ என்ட்ரி எடுத்தால் thirty five two ninety two point தேர்ட்டியில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கால் ஜெனரேட் ஆகி மார்க்கெட் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்கும் ஸோ அதனுடைய என்ட்ரி பாயிண்ட் எப்படி வரும் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத ஷோ பண்ணுறோம் இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் டேரெக்டாகவும் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து ஒரு பைக்கால் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு நைன் டுவெண்ட்டிக்கு ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இது வந்து அப்படியே buy at thirty five thousand two ninety two தேர்ட்டின்னு வந்திருக்கு மேலே க்ரீன் கலர் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து thirty five thousand three eighty point fifteen இருக்குது செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand four sixty eight eighty so நமக்கு entry point thirty five two ninety two so two ninety டூவில் வந்தது த்ரீ எயிட்டியை பிரேக் அவுட் பண்ணுதா three eighty one reach out ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்றதையும் பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி மேலே ஆகுது ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு thirty five thousand three ninety ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ நமக்கு இதில் பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டிக்கு ஜென்ரேட் ஆச்சு ஸோ நைன் டுவெண்ட்டிக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்போதைக்கு இந்த பைக்கால் போகட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் கால் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கால் வந்தால் செல் கால் தான் வரும் ஏன்னா அதில் கால்ஸ் வந்து ஆக்சுவலி ரிப்பீட் ஆகாது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறினா தான் காலே வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ கரண்ட்டில் பைக்கால்னால் நெக்ஸ்ட் கால் வந்தால் செல் கால் தான் வரும் ஸோ அதுக்கு மார்க்கெட் வந்து இறங்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்போ இறங்குது நெக்ஸ்ட் கால் எப்போ ஜெனரேட் ஆகுதுன்ட்டு இப்போ சடனாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்குச்சு ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சு ஸோ நமக்கு அதனால் அப்படியே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டாக மாறுது மாறும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிடுது ஓப்பன் ஆகிட்டு sell at thirty five thousand two forty five அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆரட் செகண்ட் ஆரட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் ஆரட் நமக்கு வந்திருக்கிறது வந்து thirty five thousand hundred and fifty six point ninety அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு so thirty five one fifty six வருதா அதாவது எயிட்டி நைன் பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த எயிட்டி நைன் பாயிண்ட் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் ஜெனரேட் ஆகையில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கால் வரையில் அப்படியே கேண்டிலுடைய கலர் மாறும் அது ஓப்பன் ஆகும்போதே அந்த கலர் ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்து அது என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அடுத்து டார்கெட் மார்க்கெட்ஸ் அடுத்து ஸ்டாப் லாஸ்ன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான் பைக்கால் ஸோ நம்ம பைக்கால் பார்த்தது டார்கெட் அச்சீவ் ஆனதை பார்த்தோம் அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கி நமக்கு செல் கால்லாம் வந்து சேஞ்ச் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்லேயும் ஆக்சுவலி வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அப்படி நமக்கு இப்போ ஜெனரேட் ஆகிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை டேரெக்டாக பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டென் ஆகுது ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் ஹார்ட்டுக்கும் கீழே வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது thirty five thousand two forty ஃபைவ்ல இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் ட்ரேடிங் போகுது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ இதில் நம்மளுடைய டார்கெட் வந்து ஆக்சுவலி எயிட்டி நைன் பாயிண்ட் வரையிலே அச்சீவ் வந்து ஆயிருக்கு ஸோ ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு பட் இது ஒரு ரொம்ப வந்து லாங்கான ஒரு ட்ரேடுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் நாளைக்கு எக்ஸ்பெரி ஆக போகிற ஆப்ஷன் தான் thirty five thousand five hundred put option so put ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் இதில் வந்து ஒரு பை கால் வந்து வந்திருக்கு ஸோ பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ செவன்ட்டி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பை பண்ணலான்னு வந்திருக்கு வந்துட்டு ஒரு மோர் தன் தேர்ட்டி பாயிண்ட் வந்து ஆக்சுவலி டவுன் சைடில் போயிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் ரெக்கவரி ஆகி ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் மேலே வந்து ஏறி இருக்கு அதாவது ஒரு செவன்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற கான்ட்ராக்ட்ன்றனால மூவ்மெண்ட் வந்து பெருசாக இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா thirty five thousand five hundred put option ஓகேங்களா ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் வந்து செல் கால் வந்து ஷோ பண்ணுது ஸோ புட் ஆப்ஷனில் நமக்கு ஆக்சுவலி செல் கால் வந்தால் கால் ஆப்ஷனில் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் செல்லுன்னு வந்துட்டு நல்லா டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் வந்து ஒரு பைக்கால் அது ஆக்சுவலி ப்ரீவியஸ் டே வந்திருக்கு ஒரு டூ ஃபார்ட்டிக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷன்லேயும் கால்ஸ் வந்து வரும் ஸோ டேரக்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மணி ஆப்ஷனில் உங்களுக்கு டேரெக்டாகவே கால்ஸ் வரும் அதாவது என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ